அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்களின் மனைவியார் வீடுகளுக்கு மூன்று பேர்கள் வந்து நபி சொல்லா அலுவலாம் அவர்களின் வணக்க வழிமுறைகளை பற்றி கேட்டார்கள் அவர்களிடம் அது பற்றி கூறப்பட்ட பொழுது நாங்கள் மூவரும் குறைவாக நற்செயல்கள் செய்வது போல் உணர்ந்தார்கள் முன்பின் குற்றங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அவர்களிலிருந்து நாம் எங்கே என்று கூறினார்கள் அதற்கு ஒருவர் தான் எப்பொழுதுமே தொழுது கொண்டே இருப்பேன் என்று கூறினார் மற்றொருவரோ நான் விடாத நோன்பு நோற்றே இருப்பேன் என்று கூறினார் இன்னொருவரோ நான் பெண்களிடம் ஒதுங்கி விடுவேன் எப்பொழுதுமே திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார் இந்த செய்தியை கேட்டு அப்பொழுது அங்கு வந்த நபிசுல்லா அலுவலாம் அவர்களிடம் நீங்கள் இப்படி இப்படி கூறியிருக்கின்றீர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வை உங்களை விட நான் மிகவும் பயப்படுகின்றேன் அவனை உங்களை விட மிகவும் அஞ்சுகின்றேன் எனினும் ஒரு நாள் நோன்பு நோக்கின்றேன் மறுநாள் விட்டுவிடுகின்றேன் தொழுகை தொழுகிறேன் தூங்குகிறேன் பெண்களை திருமணம் செய்துள்ளேன் என் வழிமுறையை ஒருவன் வெறுத்தால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்லன் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐயாயிரத்தி அறுபத்தி மூன்று இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஜிசாகுல்லாக